குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது வந்து ஆன்மாவை கிடைக்கும் ஒளி ஒரு ஒளி வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயணப்படுவது ஆனால் அதை பற்றி நம்ம எப்படி தெரியாமல் இருக்கோங்கிறது நம்ம இது பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பல இருக்கலாம் இது இரண்டையுமே ஒளியாலேயும் குணப்படுத்த முடியும் என்பதை நான் சொல்ல போகிறேன் இதுக்கு பேர் வந்து டிபெட்டியன் சிங்கிங் பவுல் இந்த பவுல் வந்து இந்த புத்த சமயத்தினர் வந்து அதீதமாக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு சோர்வு தூக்கமின்மை தூக்கமே வரல இந்த தூக்கமின்மை அப்புறம் வந்து பிரெயின் சார்ந்த மூளை சார்ந்த சில பாதிப்பு இது எல்லாமே மனதால் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மனதால் பாதிப்பு ஏற்படுத்துது சரிங்களா அப்புறம் வந்து மென்டல் இல்னஸ் அப்புறம் வந்து சீசோபர்னியா நினச்சதே நினச்சிட்டு இருக்கிறது புலம்புதல் இந்த மாதிரி விஷயங்களை ஒளியால் குணப்படுத்த முடியும் உங்களை வந்து ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு அமைதியாக ஒரு படுக்க வச்சுட்டு இந்த பவுலில் ஒரு மெல்லிய ஒளி எழுப்புவாங்க இந்த ஒளி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த ஒளி எவ்வளோ இருக்குன்னு உங்களை வந்து ஒரு வேறு ஒரு நிலைக்கு எப்படி ஆல்ஃபா பீட்டா டெல்டான்னு ஒரு காமா வேவ்ஸ் இருக்கோ இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ண அலைகளுக்கு சென்று உங்களை உறங்கவே வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டிபெட்டியன் சிங்கிங் போல் தெரப்பி சரிங்களா இன்றைக்கி வரைக்கும் ஒளியை மட்டும் தெராப்பியாக பல நிலைகளில் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் எப்படி நம்மளே நம்ம தூண்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அவ்வளோதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நீங்கள் வந்து அடுத்து இதை பார்த்துருப்பீங்க அல்ட்ராசவுண்டு சிசுவின் வளர்ச்சியை வந்து எப்படி இருக்குது ஒரு குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு ஒரு பார்ப்பாங்க ஒரு வயிற்று மேலே வச்சு பெண்களுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா இந்த சிசு எவ்வளோ ஒரு இது எப்படி அதை பார்க்க முடியுது இதை வந்து ஊசி வச்சு குத்தில் ஆனால் அவன் வயிற்றையும் அவன் கிழிக்கல ஆனால் அதை எப்படி பார்க்க முடிஞ்சிச்சு மருத்துவ உலகம் வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க யார் எப்படி எந்த முறைன்னு அதை கற்றுக்கலாம்ல தெரிஞ்சுக்கலாம்ல ஒரு மனிதனால் வந்து இருபதாயிரம் ஹேர்ட்ஸ் செலவுக்கு தான் கேட்க முடியும் அதற்கு மேலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூலம் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து அது வந்து உடலில் அந்த ஒரு ரத்த குழாயில் என்ன அடைப்பு இருக்குது அந்த ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது இல்லை ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அந்த ஹார்ட் ரேட்டை வந்து குணப்ப ஏதாவது அதில் பிரச்சனையா அதை இன்டியூஸ் பண்ண முடியுமா இப்போ வந்து உடலில் ஏதாவது வலி இருக்கா இது எல்லாமே அல்ட்ரா சவுண்டு மூலியமாக நம்மளால் வந்து தீர்க்க முடியும் அதாவது ஒரு ஒளியால் ஒரு நம்ம குறைக்க குறைக்கும் பொழுது நம்ம மனதளவில் ச ஒரு சா ஒரு சாந்த நிலை ஏற்படுத்துது மனது சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும் அதுவே அந்த அல்ட்ரா சவுண்டில் அதீதமாக அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும்போது உடலில் ஏற்படும் ஒரு சிறு ஒரு வழியையும் நம்மளால் குணப்படுத்த முடியுது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் வந்து ஒரு இருதயம் சார்ந்த அந்த எண்ணெய் அந்த வந்து ஹார்ட் ரேட் பீட் இருக்குது அதெல்லாமே வந்து இன்டியூஸ் பண்ண முடியும் இந்த அல்ட்ராசவுண்டு முறையினால் அப்படின்னா இது வந்து புறத்தூண்டுதல் இது இப்போ நான் இப்போ சொன்னது இரண்டுமே புறத்தூண்டுதல் ஆனால் அகத்தூண்டுதல் மூலமாகவே நம்மளால் வந்து இந்த உடலை வந்து ஒரு மன உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும் அதற்குரிய மந்திரம் இந்த மந்திரங்களை இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு முறைகளில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எந்த அளவு சக்தி வாய்ந்தது இது சக்தி வாய்ந்ததா சக்தி இல்லையா என்பதை வந்து ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் அனுபவிப்பது எக்ஸ்பீரியன்ஸிங் அவ்வளோதாங்க ஒரே வார்த்தை அவ்வளோதான் அதுதான் முடிஞ்சிச்சு இதை வந்து பல அது அவங்க ஆராய்ச்சி பண்ணவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க ஒரு மந்திரங்கள் மட்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரயோகம் பண்ணும் பொழுது இப்போ வந்து காயத்ரி மன்றம் மந்திரங்களை சிறந்த காயத்ரி மன்றம் ஏன்னா அதை உச்சரிக்கும் பொழுது அதை பிரயோகம் பண்ணுவதை பாதுகாக்கும் அப்படி ஒரு மந்திரத்தை ஒரு ஐந்து நிமிடம் வந்து மனதளவில் சப்தமே எழுப்பாமல் உச்சரித்து பாருங்கள் அதுவுமே ஒரு அதிர்வலையாக உங்களுக்குள்ள ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் எந்த ஒரு விஷயமே ஒரு மனதளவில் ஏற்படும் மாற்றமே செயலளவில் என்றைக்குமே ஏற்படுத்தும் அப்படின்னு பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பல பலர் வந்து தங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அலைகள் சீராக இருப்பதில்லை அது ஒரு காரணம் இந்த மந்திரங்கள் அதற்கு உபயோகப்படும் ஆனால் இந்த மந்திரத்தை யார் ஒரு சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களோ சரியான முறையில் பிரயோகப்படுத்துகிறீங்களோ ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உண்டு செய்யும் சிறப்பான பலன்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன தேவையை எதிர்பார்க்குறீங்களோ அதுதாங்க சிறப்பான பலன் அவ்வளோதான் சரிங்களா நன்றி ஓம்